இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செய்கிறது என்று வேதம் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்திருக்கிறது அதிலிருந்து சில விஷயத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து பேச என்னை ஆவியானவர் ஏவி இருக்கிறார் கிறிஸ்துவின் ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த ரத்தம் என்ன செய்கிறது எதற்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது அந்த ரத்தம் ஏன் சிந்தப்பட வேண்டும் எல்லா கேள்விகளுக்கு அதுக்குள்ள பதில கத்தர் உங்களுக்கு தருவார் என்னோடு வேதத்தை திருப்பி கொண்டு இங்கே இருக்கிற சின்னவங்க வாலிபர்கள் கண்ணியர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவங்க பெரியவங்க புறஜாதிகளை யாராவது இன்றைக்கு சச்சுக்குள்ள வந்திருக்கிறீங்கன்னா இந்த ரத்தத்தினுடைய மகிமையை கண்டு கொள்ளுங்கள் ஏன் அந்த ரத்தம் ஏன் அவர் மறிக்கணும் ஏன் ரத்தம் சிந்தனும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ரத்த புண்ணியங்களை பெற்று அனுபவிக்க அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் எபேசியருக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை எடுத்த ஒருத்தர் வாசியுங்கள் படிங்க அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது வசனத்தை அரியணியா நல்லா கவனிங்க சகோதரரே சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள் வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாம சும்மா அப்படியே போகக்கூடாது பைபிள் வந்து நம்ம வாழ்க்கையில் மறிக்கிற நம்ம உறவுகளுக்காக நம்ம குடும்பத்தாருக்காக துக்கப்படுறதுக்கே பைபிள் என்ன செய்யல நம்மளை அனுமதிக்கலை யாரெல்லாம் மறித்து போனவங்க நிமித்தமாக அழுது துக்கம் கொண்டாடுறாங்களோ அவங்கள பைபிள் சொல்லுது அறிவில்லாதவங்க அவங்க யாராமா அறிவில்லாதவங்க இந்த உலகத்தில் மறிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மறிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக யாராவது அழுகிறீங்கன்னா அவங்கள பைபிள் சொல்லுது அறிவில்லாதவங்க அவங்க யார் அறிவில்லாதவங்க ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மறிக்க முடியாது அவங்க ஏற்கனவே என்ன ஆயிட்டாங்க மறிச்சிட்டாங்க என்றைக்கு ஜலத்தில் ஸ்நானம் பெற்றாங்களோ அப்போவே அவங்க என்ன செஞ்சாச்சு மறிச்சாச்சு பாவத்திற்கு மறித்த அவர்கள் இனி நீதிக்காக வாழ்ந்திருக்கிறபடினால அவங்கள மரணம் ஆட்கொள்ள முடியாது மரணம் ஆட்கொள்ள முடியாது இந்த மரணத்தை சரீரத்திலே நாம் அடைகிற மரணத்தை கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகிற மரணத்தை பைபிள் மரணம் என்று சொல்லாமல் நித்திரை என்று சொல்லுகிறது அவர்கள் நித்திரை அடைகிறார்கள் அவங்க என்ன செய்கிறாங்க நித்திரை அடைகிறாங்க இயேசு எப்படி மூன்றாம் நாள் உயிரோடு எந்திரிச்சாரோ அதே மாதிரி கர்த்தர் வருகிற பொழுது இவர்கள் என்ன செய்வா என்ன செய்வாங்கன்னா உயிர்ப்பிக்கப்படுவார்கள் உயிர் தெழுவார்கள் அதுக்கப்புறம் அவங்க இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அவரோடு போய் பரலோகத்தில் தேவனோடு தேவனை போல் இருப்பார்கள் ஹலோ லூயா அப்போ செத்து போனது சரீரப்பிரகாரமான ஒரு பிரிவா நமக்கு தெரிஞ்சாலும் வருத்தமாக இருந்தாலும் அதுதான் நியதி அவங்க இனி தேவனோடு இருக்கும்படி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள் அதனால தான் பைபிள் சொல்லுது செத்து போன நம்முடைய உறவுகளுக்காக கூட நாம் என்ன செய்யக்கூடாதாமா உங்களை பார்த்து கேட்கிறேன் அவங்களுக்கே அள வேண்டான்னு சொன்ன ஆண்டவர் நமக்காக அழைச்சொல்லுவா தமக்காக அழை சொல்லுவாரா இங்கே இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த இந்த இந்த இந்த குட் ஃப்ரைடேயில் பெரிய வெள்ளின்னு சொல்லப்படுற இந்த வெள்ளியில் வளர்க்கும் போல் எதையாச்சும் ஒன்று உளறிட்டு எந்திரிச்சு நீங்கள் போகக்கூடாது தெளிவோடு நீங்கள் கடந்து போகணும் இன்றைக்கு நாம் தியானிக்கிறது கிறிஸ்துவின் ரத்தம் ஏந்த ரத்தம் எனக்கு வேணும் ஏந்த ரத்தத்தை ஆண்டவர் சிந்தனும் அந்த தாற்பரியத்தில் சில பகுதிகளை தான் நம்ம தியானிக்க போகிறோம் ரொம்ப அழகாக பைபிள் சொல்கிறது எல்லாரும் முடிஞ்சவங்க எல்லாரும் குறித்து கொள்ளுங்க அந்த வசனம் எப்படி ஆரம்பித்து அது எப்படி முடிகிறதுங்கிறத கொஞ்சம் என்னோடு சேர்ந்து எல்லாரும் கவனிச்சு படிங்க அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்த இவருடைய நல்லா கேட்டுங்க இயேசுவினுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது ஹலலூயா இப்போ ரத்தத்தினாலே இயேசு சிந்தின ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அந்த ரத்தத்தினால நமக்கு உண்டாயிருக்குதான் அப்படியானா இந்த ரத்தத்திற்கு என்ன பேர் கொடுக்கலாம் தெரியுமா பாவ மன்னிப்பாகிய மீட்பை தரும் ரத்தம் எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் ரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை தரும் ரத்தம் அமேன் எத்தனை இருக்கு புரியுது எப்படி ஆதியில் மனுஷன் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே ரத்தத்தினால இந்த மனித இனத்தை கத்தர் உண்டாக்கி பெருக வைத்தாரோ அதே மாதிரி கிறிஸ்து ஏசு என்கிற அந்த கிறிஸ்துவனுடைய ஒரே ரத்தத்தினால முழு உலகத்தையும் தேவன் ரட்சிக்கிறார் ஹலோ லூயா அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பாவ மன்னிப்பாகிய மீட்பை தருவதுதான் இயேசுவின் ரத்தம் இதை எபிரேயர் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குது பாவத்திற்கு விரோதமாய் சாரி அது இப்போ வேண்டாம் அது மன்னிக்கவும் அது இப்போ வேண்டாம் நான் சொல்லும்போது படிங்க இங்கே இந்த இந்த கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்புன்னு போட்டிருக்குது கொலை எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை எடுத்து ஒருத்தர் படிங்க பார்க்கலாம் கொலை செயர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் குமாரனாகிய அது பிராக்கெட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்காம உளரக்கூடாது குழம்பக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்குது குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினால் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிரு நமக்கு உண்டாயிரு பாவ மன்னிப்பாகிய மீட் அங்க பிராக்கெட்ல குமாரனாகிய அவருக்குள்னு சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிருங்கிறக்காக ரொம்ப விளக்கமாக பைபிள் சொல்லுது குமாரனாகிய தேவ குமாரனாய் மனுஷ குமாரனாய் உலகத்தில் வெளிப்பட்ட இயேசுவாகிய அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது இதை அப்போ சிறங்கை பவுல் எபிரேருக்கு எழுதும் போது ஒன்பதாம் அதிகாரத்தில் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னு படிங்க எபிரேயர் ஒன்பது பனிரெண்டு வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நல்லா கேட்டுக்குங்க நித்திய மீட்பு என்னங்க நித்திய இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை இங்கே எபிராயர் ஒன்பது பனிரெண்டில் எப்படி வசனம் சொல்லுதுன்னா நித்திய மீட்பு என்ன நித்திய மீட்பு இது இது நிரந்தரமானது பாவ மன்னிப்பை ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த மன்னிப்பை ஒரு தடவை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா அதுதான் எவர் லாஸ்ட் அதுதான் கடைசி வரைக்கும் அதுதான் இறுதி வரைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரட்சிப்பை பெறதுக்கு அந்த ரட்சிப்பை பெறதுக்கு வேற ஒரு வழியோ வகையோ இந்த உலகத்தில் இல்லை அப்படி சில விஷயங்களை நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு பிறக்கும்போது அவருடைய பிறப்பு எப்படி இருக்கும் அவர் எப்படி உருவாவார் அவர் எந்த காலத்தில் பிறப்பார் எல்லாமே சொல்லப்பட்டது போல இயேசுடைய பெயருக்கும் பைபிள் காரணத்தை சொல்லி இருக்குது மற்ற ஒன்று இருபத்தி ஒன்றை வாசிக்கும் போது அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கும்னா ஏனெனில் இயேசுன்னு அவருக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லிட்டு ஏனெனில் ஏன்னு கேட்டா என்ன காரணம்னா அந்த பேருக்கு ஒரு காரணம் சொல்லப்படுது பாருங்க ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இயேசு அப்படின்னாவே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் லூயா இயேசுனாவே இயேசுனாவே என்ன அர்த்தம்னா அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இயேசு உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் இயேசு உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் பரிபூரணமாக இருக்கல பரிபூரணமாக இல்லை உதாரணமா இயேசு யாரை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரோ அவங்க பாவம் மட்டும்தான் என்ன செய்யப்பட்டுச்சு சொல்லுங்க மன்னிக்கப்பட்டுச்சு முழு உலகத்தினுடைய பாவம் ஏசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யப்படலை மன்னிக்கப்படலை ஏன்னா அதுக்கு அவர் கிரையை செலுத்த வேண்டியது இருக்குது அது இன்னும் அவர் என்ன செய்யலை செலுத்தலை அப்போ அவர் செலுத்தாத வரைக்கும் உலகத்திற்கு வராது ஆனால் அவர் சந்தித்து தனிப்பட்ட விதமாக யாரையெல்லாம் பார்த்து உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்றேன் உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாரோ அவங்க மட்டும்தான் அதை பெற்றாங்களே ஒழிய முழு உலகமும் என்ன செய்யலை பெறலை அப்போ அவர் முழு உலகமும் பெற்று இயேசுடைய பேருக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தின்படி அந்த மீட்பு உலகத்திற்கு உண்டாகணும்னா இயேசு சிலுவையிலே மறிக்க வேண்டும் இயேசு சிலுவையிலே இதைய லூக்கா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் எழுபத்தி ஏழாம் வசனத்தில் ரொம்ப அழகாக வேதம் சொல்லுது பாருங்க லூக்கா சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் எழுபத்தி ஏழாம் வசனத்தில் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே ஆ தம்முடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை போதும் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தருவதற்கு நல்லா கேட்டுக்குங்க இங்கே ரட்சிப்புங்கிற வார்த்தையும் வருது இந்த பாவ மன்னிப்பை தான் மீட்புன்னு சொல்கிறோம் அதைத்தான் ரட்சிப்புன்னு சொல்கிறோம் கொஞ்சம் முன்னதாக எபிரேர் புஸ்தகத்தில் சொன்ன நித்திய மீட்பு என்னது நித்திய மீட்பு இப்போ நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்குற வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் அதை எஃபெக்ட் பண்ணாத வார்த்தை அது என்ன செய்யாது யாரையுமே அது யாரையும் இம்பேக்ட் பண்ணாது நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் நான் சொல்கிறத கவனிச்சுக்குங்க நல்லா கேட்டுக்கு நல்லா நல்லா புரிஞ்சுக்குங்க உணர்ந்துக்குங்க சிலுவையினுடைய அருமை நமக்கு தெரியணும் ஏன் மைக் எடுத்தாவே ஏன் ஊழியம் அப்படின்னாவே ஒரு வைராக்கியம் வருது ஏன் என் வார்த்தையில் நான் காம்ப்ரமைஸ் ஆகிறது இல்லை யாருக்காக வசனத்தை ஏன் நான் விட்டு கொடுக்கறதில்ல தெரியுமா ரட்சிப்பு அவ்வளோ பெருசாக்கும் லூயா ரட்சிப்பை நினைக்கும் போதே ஒரு வெறி வரணும் லூயா பிசாசுக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த ரட்சிப்பினுடைய பெருமையோடு நிற்கணுமாக்கும் நான் ரட்சிப்பை பெற்றவன் லூயா சமீபத்தில் ஒரு பிசாசு சொல்லிச்சு நீ இயேசுவின் தூதன் அப்படின்னுச்சு ஏ அது தெரியும் வாய் மூடுன நான் அது தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அது சொல்லிச்சு இல்லைப்பா நிறையா பேர் நடிக்கிறாங்க நீ அப்படி இல்லை அது எனக்கு தெரியும் அப்படின்னுச்சு லோயா நான் கேட்டேன் எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டேன் நீ உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே தெரிஞ்சுட்டேன் வித்தியாசமாக ஒருத்தன் வரான் இன்றைக்கி நம்ம விட மாட்டான் விலகித்தாகன்னு எனக்கு தெரிஞ்சுது நான் போயிடுவேன்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேங்குது ஹலோ லோயா அந்த சபை கொஞ்சம் பெரிய காம்பவுண்டோடு சேர்ந்து இருக்கிற ஒரு பெரிய சபை அது சொல்லுது சபை காம்பவுண்டில் உன் கார் வரும்போது எனக்கு தெரிஞ்சுது இன்றைக்கி நான் போய் ஆகணும்னு ஹலலோயா ரட்சிப்பு ரட்சிப்பு கொம்பாக்கும் ஹலலோயா ஹலலோயா பணத்தை சம்பாதிக்கன்னா குறுக்கு வழியில் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிருந்துருப்பேன் பெரிய சபையாக வச்சுருந்துருக்கேன்னு நினச்சிருந்தேன்னா இந்த சபை இன்னைக்கு இந்த டிஸ்ட்ரிக்டில் இருபதாயிரம் பேத்துக்கு மேலே இருக்கிற சபையாக இருந்திருந்திருக்கும் அதுக்காக கத்திரனை அழைக்கல ரட்சிப்புக்காகத்தான் கத்திரனை அழைத்தா அந்த ரட்சிப்பை நான் பிரகடனப்படுத்தணும் அந்த இயேசுவுக்கு நான் உண்மையாய் ஊழியம் செய்யணும் அதனால தாங்க கடினமான பிரசங்கம் அதனால தாங்க எல்லாத்தையும் தாண்டி விசுவாசிகளை திரும்ப திரும்ப எச்சரித்து எச்சரித்து எச்சரித்து அவங்கள மிரட்டி அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து சத்தியத்தை அவங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கறதுனால அவங்கள ஒரு வழியில் இம்சை பண்ணுறதுனால தாங்க தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய பேர் தெரிச்சு ஓடிடுறான் ஹலோ என்ன பண்ணுறது அழைத்தவர் ஒரு நாள் வருவாரே கொடுத்தவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார் அப்போ நான் அவருக்கு என்ன செய்யணும் காசுக்காக ஆளுக்காக கூட்டத்தை சேர்க்கறதுக்காக கட்டடத்துக்காக ஊழியம் பண்ணியிருந்திருந்தேன்னா அப்புறம் அங்கே என் குளவரில் காலை வச்சு மிதிப்பார் நான் என்ன பண்ணுறது அதுக்காக என்னை கத்தர் அழைக்கலை ஹலோ லோயா ரட்சிப்பு எவ்வளவு பெருசுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் இடையிடையே உங்களுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரட்சிப்பை மட்டும் நீங்கள் சரியாக காத்துக்கிட்டீங்கன்னா உங்களை கண்டா பிசாசுக்கு அலர்ஜி வருமாக்கும் ஹலோ லோயா ஹலோயா சிம்பிளாக தெரியும் பார்த்தா என்னை மாக்கானாட்ட தெரியும் அப்படியே ஒரு மாதிரி தொலை சட்டையும் பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு இல்லைன்னா சிப்பா போட்டுட்டு அப்படியே அவன் பாட்டு தெரியுமா எல்லாம் எங்களுக்கும் தெரியுமா சூட்டு மாட்ட தெரியும் எங்களுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்டைல் அவளை ஊழியம் பண்ண தெரியாமல் இல்லை எல்லாம் தெரியும் அது ரட்சிப்பை தராது அது ரட்சிப்பை தராது ரட்சிப்பினுடைய மகிமை ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் பரலோகமும் சரி பாதாலும் சரி அந்த வார்த்தைக்கு மட்டும்தான் மரியாதை தரும் ஹலோயா உங்கள் ரட்சிப்பு சரியாக இருந்தால் பரலோகம் உனக்கு திறக்கும் உன் ரட்சிப்பு சரியாக இருந்துச்சுன்னா பாதாள உனக்கு முன்பாக நடுங்கும் அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது ஹலோயா சும்மா இந்த மாயமாலம் பண்ணிட்டு திருட்டு பெரட்டு பண்ணிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு அல்லேலு ஆமேன் போட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையானால் ஒரு பேருக்கு வெள்ளையை போட்டுக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு இந்த பக்தியெல்லாம் உனக்கு ஒன்றுக்குமே உதவாது எல்லாத்தையும் கத்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உன்னை உரிந்து கொள்ளப் போகிறார் ஏசாய தீர்க்கதரிசி அப்படித்தான் சொல்கிறார் ஹலே லூயா நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதுதான் உண்மை ரட்சிப்பினுடைய மேன்மை குறித்து நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் நம்ம படித்த இத்தனை வசனங்கள் திரும்ப திரும்ப நமக்கு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது பாவ மன்னிப்பாகிய மீட்பை தருவதற்காக எதற்கு இப்போ இந்த ரத்தம் யாருடைய வாழ்க்கை இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவர்களை இல்லை ரட்சிக்கப்பட்டவர்களை சொல்லுங்க யார நாம் எதிலெல்லாம் பெருமை கொள்கிறோம் தெரியுமா கிறிஸ்தவனா பிறந்ததில் கிறிஸ்தவ குடும்பத்தில் ஆ பிறந்ததில் ஆரம்பத்தில் சில வருஷத்துக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்கு இருந்தீங்கன்னா கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுனால கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதுல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுல ரெண்டு மூணு தலைமுறையாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல எல்லாம் உங்களுக்கு எந்த பெருமையும் வேண்டாம் ஹலோ லூயா கென்யாவில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்னை அறிமுகப்படுத்தும் போது பாஸ்டருடைய மகன் அப்படின்னு என்னை அறிமுகப்படுத்தினாங்க நான் மைக்கு வாங்கணும்னு சொன்னேன் ஐ எம் சாரி அப்படின்னு பாஸ்டர் மகன் அப்படிங்கிறத வச்சு என்னை கத்தர் ஊழியத்தில் நடத்துகிறார் நினச்சிக்காத என் ரட்சிப்பு அப்படிப்பட்டது ஹலோயா இந்த பாஸ்டர் மக விசுவாசி நல்ல இவங்க அப்பா ஒரு மூத்த விசுவாசிங்க ஆமாம் இவங்க அப்பா தான் சபையில் மூப்பராக இருந்தாருங்க அதை தழுவி உனக்கு வர ஆசீர்வாதம் வரும் அது வேற அதை வச்சு நீங்கள் வாழ முடியாது உங்களுக்கு ரட்சிப்பு தேவை போன வருஷ கடைசியில் டிசம்பர் மாதத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்ம கொடுத்த ஞான ஸ்நானத்தில் என்னுடைய ரெண்டாவது மகள் பெருசியா ஞான ஸ்நானம் வாங்கினா என் பிள்ளைக்கு தான் ஞான ஸ்நானம் கொடுக்குறேன் அந்த ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் கேட்டுருந்துருப்பீங்க என் பிள்ளையை தண்ணிக்குள்ளே இறக்கிட்டு நான் கேட்ட கத்திராகி இயேசுவை நீ விசுவாசிக்கிறாயா நான் கேட்ட கேள்வி சொல்கிறாமே என் பிள்ளை சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன் இயேசு உனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் உனக்காக இயேசு மறித்தார் ரத்தம் சிந்தினார் உயிர் தெழுந்தார் உனக்காக இயேசு பரலோகத்திற்கு போயிருக்கிறார் உனக்காக இயேசு மீண்டும் பரலோகத்திலிருந்து வரப்போகிறார் விசுவாசிக்கிறாயான்னு கேட்டேன் என் பிள்ளை நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவை உன் சொந்த ரட்சகராக உன் தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறாயான்னு கேட்டேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் பிள்ளைக்கு நான் சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தா இது முட்டாள்தனமாட்ட தெரியலாம் என்னையா இவரு பிள்ளைகிட்டே போய் இப்படியெல்லாம் இவரு ஹலோ யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நீ எந்த எவ்வளவு பெரிய அப்பா டக்கராக இருந்தாலும் இது இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு செல்லும் இல்லைன்னா அது சில பாஸ்ட் மகனுங்க பாஸ்ட் பொண்டாட்டிங்க அதை வச்சுட்டாடா இங்கே வந்தையும் பார் அதெல்லாம் நம்மளை என்ன செய்யாது என்ன செய்யாது சொல்லுங்க என்ன செய்யாது எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் எனக்கு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு எனக்கு அபிஷேகம் வேணும் எனக்கு அபிஷேகம் வேணும் என்னன்னே தெரியாது அப்போ எனக்கு வயசு பன்னிரெண்டு நல்லா கேட்டுக்கிங்க எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு ஒரு பெரிய ஆசைங்க எனக்கு அபிஷேகம் வேணும் நானும் அந்நிய பாச பேசணும் நானும் ஆவியில் நிரம்பணும் எனக்கும் பெரிய ஆசை வந்துருச்சு ரொம்ப ஆசை அப்படின்னு என்னமோ ஒரு சொல்ல முடியாத அடக்க முடியாத அளவுக்கு அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு ஆசை எனக்குள்ளே பொங்கிக்கிட்டே இருக்குது எனக்கு அந்த சில நாட்கள் எல்லாம் ரொம்ப பெரிய ஆசைங்க ரொம்ப பெரிய வாஞ்ச வழக்கமாக நான் லேட்டாக தான் சர்ச்சுக்கு போவேன் ஆனால் அன்னைக்கு நேரமே கிளம்புனேன் ஹலே லோயா என் இறுதியில் நான் டிசைடு பண்ணேன் இன்னைக்கு என் மேலே அபிஷேகம் வரணும் இன்னைக்கு நான் அபிஷேகத்தில் நிரம்பணுன்னு சொல்லி அன்றைக்கு டிசைடு பண்ணி நான் நேரமே கிளம்பிட்டேன் நேரமே ரெடியாக எங்கள் அப்பா கூட ஆலயத்துக்கு போயிட்டேன் அன்றைக்கு நடந்த ஆராதனையில் கத்தர் மேல் இறங்கினான் ஹலே லூயா ரட்சிப்பை நான் வாங்கல ரட்சிப்பை நான் பெறல ஆனால் அவருடைய அபிஷேகத்தை எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய பனிரெண்டாவது வயசில் தேவன் என் மேல் ஊற்றினார் அந்த அபிஷேகம் வந்த காலத்திலிருந்து நான் செபிக்கிறவனாய் மாறினேன் தேவனை தேடுகிறவனாய் மாறினேன் தேவனோடு உறவாடுகிறத விரும்புகிறவனாய் மாறினேன் அந்த நாட்கள்லேயே கல்யாண வீட்டுக்கு போனால் ராத்திரி எல்லாரும் முழிச்சிருந்து சீட்டு விளையாடுவாங்க ராத்திரி பல காரியத்தை பண்ணிட்டு இருப்பாங்க கல்யாண வீட்டுக்கு அந்த காலத்தில் போனாவே நான் ராத்திரி எங்கேயாவது போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பேன் அந்த அபிஷேகனை தூண்டுகிட்டே இருந்துச்சு தூண்டிகிட்டே இருந்துச்சுங்க தூண்டிகிட்டே இருந்துச்சுங்க தொண்ணூற்றி மூணு தான் நான் நான் ஞானஸ்நானம் வாங்கினேன் அந்த இடைப்பட்ட ஐந்து ஆண்டுகள் என் ஆண்டு வரை பல கோணங்களில் அனுபவித்தேன் மறக்க முடியாது இளம் வயசில் பனிரெண்டு வயசில் தேவனுடைய அன்பை ருசித்த நான் இன்றைக்கு நாற்பத்தி நான்கை தாண்டி நிற்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உலகம் என்னை விலை கொடுத்து வாங்க முடியவில்லை இயேசு வாங்கிவிட்டார் ஹலலூயா முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் நான் மிக தெளிவாய் சொல்ல முடியும் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் நான் என் இயேசுவை உண்மையாய் சேவித்து கொண்டிருக்கிறேன் ஹலலூயா வைராகிய வருதுன்னா சும்மா வராதியா சும்மா இது மேடைக்காக மைக்கு பிடிச்சதுனால வருது நீங்கள் நினச்சிக்காத உள்ளுக்குள்ளில் எரிந்து கொண்டிருக்கிறது என் இயேசுவினுடைய அன்பு அந்த அன்புனால நான் உன்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன் கிறிஸ்தவன் அப்படிங்கிற வார்த்தை இல்லை பரலோகம் கேட்கிற கேள்வி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா அதைத்தான் கேட்கும் ஹலலூயா அல்லது இன்னொரு விதமாக கேட்டால் விசுவாசியாக இருக்கிறாயான்னு தான் கேட்கும் ஆமே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா கிறிஸ்தவன் அப்படிங்கிற பேர் உலகத்தில் கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்துறதுக்கு அவமானப்படுத்துறதுக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பேர் அவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏளனமா கிறிஸ்தவன் அப்படிங்கிற பேர் கௌரவத்திற்குரிய பேரா அது கொடுக்கப்பட்ட காலத்தில் அந்தியோகியாவில் இந்த பேர் கொடுக்கப்பட்டுச்சு அது கொடுக்கப்பட்ட காலத்தில் இது சிறப்பு பேர் அவங்களுக்கு கொடுக்கப்படலை இது அவமானத்தை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட பேர் எது எது கிறிஸ்டியன் கிறிஸ்தவன் அப்படிங்கிற பேர் ஒருத்தர் அவமானப்படுத்துறதுக்காக முதல்ல முதல் முதல் அந்தியோகையில் இந்த பேர் கொடுக்கப்பட்டுச்சு நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்புறம் அது ரிலீஜியஸ் அடிப்படையில் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போது கிறிஸ்தவனா அப்படின்னு பரலோகம் கேட்காது நல்லா கே கவனிச்சுக்கணும் நீங்கள் நீங்கள் கிறிஸ்தவன் அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் நேமில் ஒரு ஒரு ஒரு ரிலீஜியனாக நீங்கள் வந்து நீங்கள் வாழ்கிறத வந்து பைபிள் அங்கீகரிக்கிறது இல்லை நீங்கள் கிறிஸ்தவனாய் வாழ்கிறதை கிறிஸ்தவன் என்று ரட்சிப்பில் நீங்கள் அனுபவத்தில் இருக்கிறது தான் பைபிள் அங்கீகரிக்கிறது ஹலோ லூயா பரலோகம் என்னை பார்த்து என்ன கேட்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா நரகம் எதற்கு என்னை கண்டு பயப்படும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா ஹலே லூயா எது பரலோகம் எனக்கு எப்போ திறக்கும் தேவன் எனக்கு செவி கொடுப்பார் எப்போ நல்லா நீங்கள் ரட்சிப்பு அவ்வளோ பெரிய விசேஷம் ஏன்னா யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது எடுத்தவங்க வேகமாய் வாசிங்க பார்க்கலாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய புத்திரர் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆலேலூயா அவரை ஏற்றுக்கொண்டு நான் வாங்கின ரட்சிப்பு இருக்குது பார்க்குறீங்க பார்த்தீங்களா அந்த ரட்சிப்பு தான் உங்களையும் என்னை என்ன பண்ணுதுன்னா அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை சுதந்திரத்தை நமக்கு கொடுத்துச்சு அலையலூயா ரட்சிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம் ஹலலூயா ஏசுவை அப்பா அப்பா பிதாவே அப்படின்னு என்ன செய்யலாம் கூப்பிடலாம் ஃபாதர் அப்படி நம்ம கூப்பிடலாம் டேடி அப்படி நம்ம என்ன செய்யலாம் கூப்பிடலாம் யாரு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் ரட்சிப்பை பெறாதவன் பெற்று கோட்டை விட்டவன் பெறுவதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவன் நினைக்கவே கூடாதாக்கு இனி அவருக்கு பிள்ளை ஆகலை ஹலலூயா இந்த ரட்சிப்பை இந்த ரட்சிப்பை இப்படிப்பட்ட சுதந்திரத்திற்கு நம்மை கொண்டு வருகிற அவ்வளோ பெரிய ரட்சிப்பை பைபிள் சொல்லுதுங்க நீங்கள் வாங்கிறதுக்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினா ஹலலூயா உங்களுக்கு விளங்கும்படியான ஒன்றை சொல்லட்டும் ஆதாம் பாவம் செய்த போதுதான் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் தான் நிர்வாணமாக இருக்கிறோங்கிற உணர்வு வந்துச்சு அதுக்கு முந்தி வரைக்கும் அவங்களுக்கு நிர்வாணமாக இருக்கிறத பற்றி வித்தியாசமான பார்வை இச்சையின் பார்வை வேறு ஏதாவது சரீர உணர்வுகளை தூண்டுகிற பார்வை ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அப்போ என்ன செய்யலை என்ன செய்யலை வரல நல்லா நீங்கள் கவனிச்சுக்கங்க பைபிள் சொல்லுது பாவம் செய்த பிறகு மீறுதலுக்கு உட்பட்ட பிறகு அக்கிரமத்திற்கு உள்ளானதற்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை மீறி தவறு செய்ததற்கு பிறகுதான் பாவம் உள்ளுக்குள்ளே வந்ததற்கு பிறகுதான் அவங்களுக்கு உணர்வு வந்துச்சு நம்ம நிர்வாணமாய் அப்போ ஆதாம் ஏவால் என்ன பண்ணாங்கன்னா அத்தி இலைகளினாலே அவங்களுடைய நிர்வாணத்தை மூடிக்கிறதுக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு வஸ்திரம் போல் ஒன்றை செஞ்சு இடுப்பில் இந்த ஆதிவாசி காட்டுவாசிகளெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆண்டவர் வெளிப்பட்டு வெளியில் வர சொல்லி கூப்பிட்டு ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆதாம் சொன்னால் நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம் அதனால் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் சார் உனக்கு யார் சொன்னால் எனக்கு இப்படி தெரிஞ்சது இப்போ ஆண்டர் என்ன பண்ணார்னா அவனை ஏதேனை விட்டு விரட்டுறதுக்கு முன்னாடி அவனை அம்மனமாக்கி நிர்வாணமாக அப்படி துரத்தாம அவன் நிர்வாணத்தை மூடுகிறதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா ஒரு மிருகத்தினுடைய தோலை கொடுத்தார் அப்படியானா என்ன அர்த்தம் தெரியுமா ஆதாமுக்காக அவனுடைய மனைவிக்காக இவர்களுடைய நிர்வாணம் மூடப்படுறதுக்காக ஏதேனில் ஒரு மிருகம் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு புரிஞ்சவங்க மட்டும் தோலை கத்தர் உருவாக்கி தரல மிருகத்தை கொன்று நல்லா கேட்டுக்குங்க ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்திற்காக ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது நல்லா கவனிக்கணும் ஒரு மிருகம் கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு அதில் இருக்கிற தோல் உரியப்பட்டு அதுதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வஸ்திரமாக கொடுக்கப்பட்டுச்சு ஏதேனிலே ஆதாமுடைய பாவத்திற்கு ஆதாமுடைய மீறுதலுக்கு ஏவாளுடைய பாவத்திற்கு மீறுதலுக்கு ஆமாம் அந்த இடத்துல அவங்க நிர்வாணத்தை மூடுறதற்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு தோல் உடை கொடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அதே மாதிரி ரட்சிப்பின் வஸ்திரம் என்பதை உங்களுக்கும் எனக்கும் தரிப்பதற்காக கிறிஸ்து இயேசு பலியாக கொடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் ஹலலூயா ஹலலூயா நீங்கள் வஸ்திரத்தை எவ்வளோ பெரிய வஸ்திரத்தை நீங்கள் போட்டுட்டு இருந்தாலும் எத்தனை விலை கொடுத்து நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த வஸ்திரங்கள் எல்லாம் உங்கள் நிர்வாணத்தை வேணாம் மறைக்கலாம் ஒருவேளை உங்களை அழகாக காட்டலாம் ஒருவேளை உங்களை வேற மாதிரி காட்டலாம் ஒரு டெய்லர் தன்னுடைய கார்டில் தன்னுடைய விசிட்டிங் கார்டில் அவர் கொடுக்குற இந்த சாம்பிள் துணி வச்சு பின் பண்ணி கொடுப்பார் பார்த்தீங்களா அந்த கார்டில் இப்படி பிரிண்ட் பண்ணியிருந்தார் எப்படி பிரிண்ட் பண்ணியிருந்தார்னா கடவுள் மனிதனை உருவாக்குகிறார் கடவுள் மனிதனை உருவாக்கினார் God's man God's made man அப்படின்னு போட்டு பட் டெய்லர்ஸ் ஆனால் டெய்லர் என்ன பண்ணுறான்னா அவனை அழகாக மாத்துறானா அவனை ஜென்டலாக மாத்துறானா tailor but tailor makes man gentle அப்படி போட்டிருக்கிறான் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு தெரியல கடவுள் உண்டாக்குன மனுஷனை இவன் என்ன பண்ணுறானா அந்த வாசகை கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் <laughs> கேட்கறதுக்கு உங்கள் நிறைய பேருக்கு புரியலிங்கிறது புரியுது புரியுது எனக்கு புரியுது கடவுள் மனுஷனை உண்டாக்கிட்டாராம் ஐயா ஆனால் டெய்லர் தான் அவனை வந்து நவீனமாக்குறானாமா அவனை மாடலாக மாற்றுறது யாரா இப்போ எத்தனை இதுக்கு புரியுது அப்போ கடவுள் உண்டாக்குன மனுஷனை யார் கரெக்ஷன் பண்ணுறாங்களாமா உண்மையாலுமே இன்றைக்கி இன்னைக்கு பாருங்க இந்த வயசானவங்களுக்கெல்லாம் ஏனோ அப்படி ஒரு ஈத்திர புத்தி வந்துருது எனக்கு தெரியல அந்த அப்படி டைட்டாக ஒட்டுன மாதிரிலாம் சட்டையை போட்டுக்கிட்டு ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு மறைக்க வேண்டியது மறைக்காமல் மறைக்கக்கூடாதெல்லாம் மறைச்சிக்கிட்டு மானங்கெட்ட உலகம் இது கேட்டு பாருங்க ஃபேஷன் யா காமிச்சிட்டு தெரியுது இப்போ என்ன ஆ அப்படி உடலோட உடல் ஒட்டிட்டு போடுற மாதிரி பேண்ட்டு விளங்காதவனுங்க நான் அடிக்கடி சில பேர்கிட்ட நான் யோசிக்கிறேன் பேசாமல் அதை போடாமல் தான் விட்டுறேன் பார்க்குறவன் செத்து போயிடும் அது வேற விஷயம் நான் என்ன இவ்வளோ சிரமப்பட்டு அதை வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி எங்கே வந்துருச்சு இப்போது இப்போ பெண்களுக்கெல்லாம் வந்து இங்கே நிற்கிது இங்கே வந்து நிற்கிது இப்போ ஆமாம் ஆம்பளைகளுக்கெல்லாம் எப்போ கல் உழுதுருமோன்னு இருக்க மாதிரி இங்கே வந்துருச்சு கீழே வந்துருச்சு இவனுக்கு பின்னாடி நடந்து போய் பாருங்க அப்போ தான் தெரியும் கல்ருமோ ஐயோ கல்ற மாட்டிருக்கிறாடே அப்படிங்கிற மாதிரி நம்ம அவனை செய்ய வேண்டியதாக இருக்குது அது என்னன்னு தெரியல எதுக்கு கடவுள் ஹிப்புன்னு ஒன்று வச்சாருன்னு இவன் அதை லோ ஹிப்புங்கிறான் புரிகிறவர்கள் பாக்கியவான்கள் இப்போ நல்லா ஹிப்பில் நல்லா பேண்ட்டை மாடிட்டு இருக்கிறவனை வந்து சில பேர் என்னங்கிறான் நெஞ்சில் போட்டுட்டு இருக்கிறான் நம்ம பேண்ட்டை இடுப்பு மேலே ஏற்றி போட்டுட்டு இருக்கிறவனால என்ன சொல்கிறான் இப்போ நானெல்லாம் பாருங்க இப்போ எங்கே பாருங்க இங்கே தான் பெல்ட் இருக்குது என் பெல்ட் புரியுதா உங்களுக்கு நான் இங்கே போட்டிருக்கிறேன் இது இங்கே போட்டிருந்தா ஃபேஷனா இங்கே போட்டு நான் இங்கே நின்று இப்படி பேச முடியும் நான் உங்களுக்கு தகப்பன் தகப்பனும் பிள்ளைகளும் வந்து எப்போ நெருங்கி கைகோர்த்து நடக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா இந்த டீசன்சியில் இருந்தால் மட்டும்தான் லோயா கூட வர மகனோ மகளோ அதுவும் கண்ணியமாக இருந்தால் தான் தகப்பனோடு கைகோர்த்து என்ன செய்ய முடியும் தகப்பனும் அப்படி கண்ணியமான ட்ரெஸ்ஸில் வந்தால் தான் மகனோடு மகளோடு கைகோர்த்து என்ன செய்ய முடியும் ஐம் ரைட் சரியாக தான் சொல்கிறேன்னா ஐயோ எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நான் இப்படி எப்படி வர்றது அப்படி ஒரு பிள்ளை யோசிக்கணும் ஒரு பையன் அப்படி எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி நான் எப்படி இப்படி இருக்கு அப்படி யோசிக்கணும் இப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு முன்னாடியே அவ்வளோ டீசன்சி மெயின்டைன் பண்ணுறோமே பரலோக தகுப்புக்கு முன்னாடி அப்போ என்னை யார் பார்க்குறா நான் நான் யாரை திருப்திப்படுத்தணும் சொல்லுங்க சொல்லுங்க சகிக்க முடியாமல் தான் அங்கேயே மூடுறதுக்கு என்ன செஞ்சார் மிருகத்தை அடித்து தோல் உடையை கொடுத்து கத்தர் சேஃப்டி பண்ணித்தா எனக்கு வெளியில் சொல்லுங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆதாமுடைய நிர்வாணத்தை ஏவாளுடைய நிர்வாணத்தை மூட ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது ரத்தம் சிந்தப்பட்டது அதிலிருந்து வந்த உடை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு சேம் வே உங்களுக்கு அது புரியட்டும் இன்றைக்கு பலோக ராட்சியத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறதற்காக இந்த மனுக்குலகத்திற்காக இயேசு அடிக்கப்பட்டார் நகரத்திற்கு வெளியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார் பைபிள் அப்படி தான் சொல்லுது பாவ பிராய சித்தத்திற்கு பலியாக கத்தர் அனுமதித்த மிருகத்தை பறவைகளை கொன்று ரத்தத்தை அவங்க சிந்த விட்டுட்டு அந்த உடலை கொண்டு போய் பாளையத்திற்கு புறம் என்ன செய்யணுமாமா புதைச்சிடணுமா இதுதான் தேவனுடைய சட்டம் அவர் பாளையத்திற்கு புறம நகரத்திற்கு வெளியில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு ஏன் தெரியுமா ரட்சிப்பு என்கிற ஒரு விலையேற பெற்ற வஸ்திரத்தை உங்களுக்காக எனக்காக தருவதற்கு அமேன் இதை உணர்ந்து இதை உணர்ந்துக்கணும் ரட்சிப்பு ஒரு ஒரு வஸ்திரமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது தரப்பட்டிருக்குது பைபிள் சொல்லுதுங்க பைபிள் உலகத்திலேயே ஒரு மனுஷன் ஒரே ஒரு விஷயத்துக்காக கவலைப்படலாமா பைபிள் கவலைப்படலான்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பைபிள் அலோவ் பண்ணுற அட்மிஷன் கொடுக்குற பர்மிஷன் கொடுக்குற ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ரட்சிப்புக்கு மட்டும் நம்ம கவலைப்படலாமாம்மா எதுக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நான் பெறாமல் இருக்கிறேனே அப்படின்னு கவலைப்படலாமா என்ன இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நான் இன்னும் வாங்காமல் இருக்கிறேனே அப்படின்னு நினச்சி என்ன செய்யலாமாமா கவலை அல்லது இவ்வளோ பெரிய ரட்சிப்புக்கு நான் இன்னும் பாத்திரமாக வாழாமல் இருக்கிறேனே அப்படி நினச்சி வேணா கவலைப்படலாமா வேற எதற்காகவும் கவலைப்படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது அப்போது கவலைப்படலான்னு பைபிள் அனுமதிக்கிற ஒரே விஷயம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் இந்த இவ்வளோ பெரிய ரட்சிப்பை யார் இன்னும் வாங்கலையோ அதுக்காக கவலைப்படலாம் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை காத்துக்கொள்ளணுமே அப்படின்னு கவலைப்படுங்க எதுவரைக்கும் காத்து காத்துக்கொள்ளணும் எதுவரைக்கும் காத்துக்கொள்ளணும் அவர் வரும் வரை எது வரைக்கும் சொல்லுங்க எது வரைக்கும் காத்துக்கொள்ளணும் அல்லது உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் உங்கள் என் டைம் வரைக்கும் உங்களுடைய என் டைம் வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் நான் இத்தனாவது வருஷம் இந்த மாதம் இந்த நாளில் இந்த தேதியில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த ஊழியக்கார் மூலமாக ஞான ஸ்நானத்தை வாங்கிட்டு எல்லோரும் பைபிள் எழுதி வச்சுருப்பாங்க தனியாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க அது பெருசு இல்லையா நீ பெற்ற ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கிட்டியா அதுதான் பெருசு என்னங்க இப்போ உங்களுக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேங்கிறது பெருசல்ல பரலோகம் வந்து உங்களுக்கு நான் ஊழியக்காரனாக இருந்தேன்னு என்னை ஏற்றுக்கொள்ளாது இல்லை நல்லா நீங்கள் கவனிக்கணும் பரலோகம் வந்து என்னை ஊழியக்காரன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாது ஊழியக்காரன் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் என்னை ஏற்றுக்கொள்ளாது நான் ரட்சிப்பை பெற்றவனா அப்படி தான் பரலோகம் பார்க்கும் பரலோகம் எப்படி பார்க்கும் ஆ இப்போ ஊழியக்காரங்க நிறைய பேர் ஊழியக்காரர் நிறைய பேர் மறிச்சதுக்கப்புறம் அடங்காமல் அவங்க ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன் அப்படி அநேகரை அது பிடிச்சு வாதிச்சுட்டு இருக்கிறதையும் பார்க்குறேன் நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா ஐயா அவர் ஊழியம் செஞ்சார் அவர் ஊழியக்காரனாச்சே அவர் எப்படி அடங்காமல் அந்த ஆவி எப்படி அலையும்னு கேட்குறாங்க நான் உங்களுக்கு சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க ஊழியக்காரன் அவரோ அவரை சார்ந்தவங்களோ ஏதாவது ஒரு ஸ்தாபனமோ தான் சொல்லிச்சே ஒழிய பரலோகம் என்ன செய்யவே இல்லை பரலோகம் என்ன செய்யலை சொல்லிடுங்க எல்லாரும் ஓங்கி சொல்லிடுங்க சொல்லலை ஏசு கிறிஸ்து யோவான்றதுல ஞானஸ்நானம் வாங்க வரும்போது சொன்னார் யோவான் சொன்னார் யோவான் சொல்கிறாரு நான் வந்து உம்மிடத்தில் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்திற்கு அப்போ ஏசு சொன்னார் இப்போ எனக்கு இடம் கொடு என்னன்னாரு <laughs> எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அந்த கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவங்கிட்ட சொல்கிறாரு இப்போ எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒன்று சொல்லுவார் இப்படி தேவனுடைய எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது இப்படி தேவனுடைய எல்லா நீதியும் நிறைவேற்றுவது உனக்கு எனக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னவா இருக்குது நமக்கு ஏற்றதாக இருக்குதுங்கிறார் தேவனுடைய ஒன்றை அல்ல நல்லா கேட்டுக்குங்க ஞானஸ்நானம் என்கிற ஒரு விஷயத்தை மட்டுமல்ல அதோடு சேர்ந்திருக்கிற தேவனுடைய ஒவ்வொரு நீதியும் நம்ம நிறைவேற்றணும் அதுதான் என்னவா இருக்குது இன்னைக்கு நம்மால் ஞானஸ்நானம் வரைக்கும் காட்டின ஆர்வத்தை அதற்கப்புறம் சொல்லுங்க இந்த சில சபையில எல்லாம் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க யாருக்கு தெரியுமா ஞானஸ்நானம் கொடுப்பாங்க ஒழுங்காக சபைக்கு வந்திருக்கணும் ஒழுங்கா சில பாஸ்டர்ஸ் அவங்க ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க ஆறு மாதம் ஒழுங்காக வாங்க ஒரு வருஷம் ஒழுங்காக சர்ச்சுக்கு வாங்க மூணு வருஷம் வந்து காட்டுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்ன என்ன கொடுத்துட்றேன் சரி அதுக்கப்புறம் ஞானசனானதை வாங்கிட்டு சச்சு ஒழுங்காக வரல எல்லாம் இங்கே உட்காந்துருக்குது எல்லா திருடர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறார் கத்தர் ஹலே லோயா இங்கேருந்து இந்த வரிசையெல்லாம் காணும் இதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் ஞானசனம் இது வரைக்குமா அப்புறம் அப்படி வந்துடுது இதெல்லாம் ஞானசனம் வாங்கின கேஸ் இங்கிருந்து அங்கே இல்லை இங்கிருந்து நீங்கள் வந்து ஒரு நீதியை தான் நிறைவேற்றி இருக்கிறீங்க ஞானஸ்நானத்தினால ஒரு நீதி அது ஒரு விஷயம்தான் இயேசு ரொம்ப அழகாக சொல்லார் இப்படி தேவனுடைய எல்லா நீதியையும் என்ன எல்லாம் இந்த ஞானஸ்நான மாதிரியே கண்டிப்பாக நான் செய்யணும்னு கத்தர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிறைவேற்றினா தான் நான் எங்கே போக முடியும் புரிஞ்சுதா ஞானஸ்நானம் வாங்கின உடனே குளிர் விட்டு போயிடுது அடுத்த வாரமே சர்ச்சுக்கு ஆப்ஷன்ட்டு <laughs> அந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் கரெக்டாக வந்து ஞானசரணம் வாங்கின உடனேயே நம்ம ஆளுக்கு ஒரு லொல்லு வந்துடும் வாங்கிட்டோமல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்குது அப்புறம் விழுகிறது எந்திக்கிற எந்திரிக்கிறது அப்புறம் சோத்திரம் பண்ணுறது உபவாசம் பண்ணுறது இப்படி நிறையா இருக்குது அப்புறம் விரைச்சிக்கிட்டு வேறு சபைக்கு போகிறது தாண்டது தாவறது எத்தி எட்டி குதிக்கிறது கல்ல வழியாக இதெல்லாம் நிறையா இருக்குது ரட்சிப்பை பெற்ற நாம கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுருக்கணும் அதைய அது ரொம்ப முக்கியம் பரலோகம் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பரலோகம் சல்யூட் பண்ணும் அது எது தெரியுமா ரட்சிப்பு ஹலோ லூயா எதுங்க ரட்சிப்பு ஒரு சமயம் எனக்கு எனக்கு ஒரு ஆசை மறித்து போனே எங்கள் அப்பாரை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு எங்கள் தாத்தாவை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு வந்து ஆசையை சொல்கிறேன் ஏன்னா நான் எங்கள் எங்கள் வீட்டில் நான் கடைசி பேரன் கடைசி பேரன் அதனால் எங்கள் தாத்தா எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார் எப்பவுமே அவருடைய என்னை பார்க்க வரும்போதெல்லாம் அவருடைய இடுப்பில் ஒரு பை வச்சுருப்பார் அந்த ப அந்த பையில் எனக்கு பொறிகளை வாங்கிட்டு வருவார் கண்டிப்பாக பொறிகளை கொண்டு வருவார் எனக்கு இன்றைக்குமே பொறிகளை ரொம்ப பிடிக்கும் <laughs> அது என்னமோ தெரியாது அது அப்படித்தான் அப்போ இருந்தே அதுதான் பழக்கம் எப்போ பார்த்தாலும் எனக்கு பொறிகடலை வாங்கிட்டு வந்து ராசா இந்தா அப்படின்னு கொடுப்பார் முதல்ல என் கையில் கொடுப்பார் அது என் கைக்கு அடக்கமாக இருக்குது நான் அள்ளி சாப்பிட்ற மாதிரி தான் அது இருக்கும் அப்படி என்னை ரொம்ப நேசித்ததுனால எனக்கு ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு அவர் அதுக்கு முன்னாடி மறிச்சிட்டார் ரட்சிப்பு இல்லாமல் மறிச்சிட்டார் அதுதான் பெரிய விஷயம் ஒரு நாள் என்னுடைய கனவில் எங்கள் தாத்தாவை நான் பார்க்குறேன் கனவில் இப்போ எங்கள் தாத்தாவே எனக்கு ஆண்டு காட்டுறார் தாத்தாவை பார்த்துட்டேன் அவர் ஆள் நல்லா வாட்ட சாட்டமாக இருப்பார் வெறும் வெறுமேல் வெறும் உடம்புல தான் இருப்பார் மேலே துண்டு மட்டும்தான் போட்டிருப்பார் ஒரு நல்ல ஜெய்ஜாண்டிக்கான ஃபிகர் அவர் நல்ல பலமுள்ள ஒரு மனுஷன் அந்த தோற்றத்தை நான் அவரை அப்படியே பார்க்குறேன் அப்படியே தச்சுருவமாக அந்த கனவில் கனவு மாதிரி எனக்கு அது இல்லைங்க நிஜமாக இருக்கிற மாதிரி தேவன் எனக்கு அதை காட்டுறார் நான் ஒரு கனவில் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது கனவு மாதிரி இல்லை தச்சுருவமாக நடக்கிற மாதிரி இருக்குது அப்போ அவர் என்னை பார்க்க வந்துட்டார் எங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் வந்து நிற்கிறார் ரெண்டு என்னை கூப்பிடுமா ராஜா அப்படிங்கிறார் நான் வெளியில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே பிரிய தாங்க முடியாமல் ஓடி போய் அவரை கட்டி பிடிக்கிறதுக்கு போகிறேன் அவர் சொல்லார் என்னை தொடாத தொடாத தொடாத தொடாத தொடாத என்னை தொட்டாதப்பா எனக்கு ஒன்றும் புரியல அப்படியே ஸ்டம்பா அப்படியே நான் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறேன் தொடக்கூடாதா கிட்ட நிற்கிறேன் நான் அவரை தொடலை அவர் தொடக்கூடாதுன்ட்டாரே எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட கேட்குறாரு நீ என்ன பண்ணுற என்ன படிக்கிற அப்படின்லாம் கேட்குறாரு நான் இப்போ சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ஊழியம் தான் செய்கிறேன் அப்படின்னலாம் சொல்கிறேன் அவர் அப்படியா அவருக்கு ஒன்றும் புரியல அப்படியான்னு கேட்குறாரு அப்படின்னா என்னென்னு கேட்குறாரு அப்படின்னா எங்கள் அப்பா மாதிரி நானும் ஆண்டவருக்கு வேலை செய்கிறேன் அப்படிங்கிறேன் ஓ அப்படியா அப்படிங்கிறார் இப்போ அவருக்கு புரிஞ்சிச்சு நான் ஊழியக்காரங்கிறது புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் அவரை வீட்டுக்குள்ளே கூப்பிடுறேன் அவர் சொல்கிறாரு நான் அங்கே வரக்கூடாதுங்கிறார் முதல்ல நீ என்னை தொடக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் என்னங்கிறாரு நான் அங்கே வரக்கூடாது சார் பார்த்துட்டேன் போயிட்டு வட்டுமா அப்படின்னு கையை தூக்கிட்டு அவர் சொல்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடாது போயிட்டு வரேன் போயிட்டார் செத்த ஆவிக்கு தெரியுதுங்க ரட்சிக்கப்பட்டவனை நான் தொடக்கூடாது ரட்சிக்கப்பட்டவனிடத்தில் நான் ஐக்கியம் வைக்கக்கூடாது ரட்சிக்கப்பட்டவனை நான் ஆசீர்வதிக்கக்கூடாது ஹலலூயா அந்த காலத்து பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு வழக்கு இருக்குது பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாங்க நல்லாரு நல்லாரு இல்லையா அதனால தான் கால் விழுந்து வழங்குற பழக்கமெல்லாம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது இல்லையா அதுக்கு முந்தையெல்லாம் ஆசீர்வதித்தவர் கையை தூக்கிட்டு சொல்கிறாரு நான் உன்னை கூடாது வரட்டுமா அப்படின்னு போயிடுறார் மின்னல் மாதிரி சில செகண்ட்ஸில் அந்த காட்சி மறைஞ்சிருச்சு ஆண்டர் எனக்கு உன்னை புரிய வச்சார் நீ போகிற ராட்சியத்தில் உங்கள் அப்பார் வரமாட்டார் அவர் அங்கே இருக்க மாட்டார் அந்த ராட்சியத்துக்கு அவர் தகுதியாக இல்லைங்கிறத கத்தர் எனக்கு சுட்டி காட்டினார் நான் சொல்கிறது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ரட்சிப்பு மட்டும்தான் உங்களை என்னை தகுதியாய் மாற்றுகிறது இந்த மீட்பு இதை பற்றி தான் உங்களுக்கு திரும்பி திரும்பி சொல்லி மூணு வார்த்தையை அந்த மீட்பில் வச்சு சொல்லியிருக்கிறேன் ஒன்று பாவ மன்னிப்பாகிய மீட்பு இன்னொன்று நித்திய மீட்பு இன்னொன்று பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு இதை தருவதற்காகத்தான் இயேசு அவ்வளோ பெரிய கிரயத்தை சிலுவையிலே செலுத்தினார்